Thank you. வணக்கம் ஐயா நம்மளுக்கு வந்து வர்ற தாட்ஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஓடிட்டே இருக்கிறது வந்து நம்மளுக்கு கான்ஷியஸ்னஸ்க்கு வரும்போது அந்த கான்ஷியஸ் மைண்டில் தெரியுது அது வரும்போது அப்படியே போகிறதும் தெரியுது பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ்க்கே வராமல் கூட அந்த பிரவாக ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது பட் அவ்வளோ கிளியராக இல்லை ஸோ ஓடுறதெல்லாம் நம்மளோட கான்ஷியஸ்னஸ்க்கு மேலே வந்து தான் போகணும்னு ஏதாவது இருக்கா இல்லை நம்மளுக்கு அது அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம அறியாமலே நமக்கு உணராமலே கூட அந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கா அதாவதுமா நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு எனர்ஜி தான் அந்த எனர்ஜியாக தான் எல்லாமே வருது அந்த எனர்ஜி லெவலில் டிஸ்டிங்ஷனே கிடையாது எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது அதனால் அங்கே ஒரு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குது எனர்ஜி லெவலில் ஒரு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அடுத்த லேயரில் தான் வந்து அதை ரெக்கனைஸ் பண்ணுற மாதிரி மற்ற இந்த இதெல்லாமே வருது அதனால் அப்படியும் கூட ஒரு ஃப்ளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றிங்க